வணக்கம் மாணவர்களே மற்றும் தமிழ் அன்பர்களே சுருக்க தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் சொல் இலக்கணத்தின் ஒரு பகுதியான வேற்றுமையின் வேற்றுமை பகுதி இரண்டு என்ற காணொளியினூடாக மீண்டும் உங்களுடன் இணைந்திருக்கின்றோம் இலக்கணத்தில் எட்டு வகையான வேற்றுமைகள் காணப்படுகின்றன என்பதையும் அந்த வேற்றுமைகளுக்கு எண்களாலேயே பெயர்கள் வழங்கப்படுகின்றன என்பதையும் நாங்கள் பார்த்திருந்தோம் அவ்வாறே பெயர் சொற்கள் ஏற்கும் வேற்றுமை உருவின் பெயர்களாலும் வேற்றுமை வகைகள் அழைக்கப்படுகின்றன என்பதையும் நாங்கள் முன்னைய காணொலியில் பார்த்திருந்தோம் இந்த காணொளியிலும் தொடரும் சில காணொளிகளிலும் ஒவ்வொரு வேற்றுமை தொடர்பான விடயங்களையும் நாங்கள் விரிவாக ஆராய இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக முதலாம் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை தொடர்பான விடயங்களை ஆராய்வோம் முதலாம் வேற்றுமையில் பெயர் சொல்லானது எந்த விதமான வேற்றுமை உறுப்புகளையும் ஏற்பதில்லை என்பதால் பெயர் சொல்லில் மாற்றங்கள் எதுவும் நிகழ்வதில்லை அவ்வாறே முதலாம் வேற்றுமைக்கு வேற்றுமை உருபு இருப்பதில்லை பெயர் சொல் எந்த மாற்றமும் அடையாமல் நிற்கும் பொழுது அது எழுவா என அழைக்கப்படும் இவ்வாறு எந்த உருவும் சேராமல் எழுவாயாய் அமையும் பெயர் சொல் எழுவாய் வேற்றுமை எனப்படும் இன்னும் தெளிவாக சொல்வதானால் பெயர் சொல் எந்தவிதமான திரிபுகளும் இன்றி ஒரு வாக்கியத்தின் எழுவாயாக வருமானால் அது எழுவாய் வேற்றுமை எனப்படும் முதலாம் வேற்றுமைக்கான உதாரணங்கள் நிலாமதி ஆடினாள் கண்ணன் சாப்பிட்டான் மரம் விழுந்தது பறவைகள் பறந்தன மன்னன் வேட்டையாடினான் அரசி புன்னகைத்தாள் நேரம் புண்ணானது புத்தகங்கள் பெருமதியானவை முதலாம் வேற்றுமைக்கு எந்த விதமான வேற்றுமை உறுப்புகளும் இருப்பதில்லை ஆனால் சொல் உறுப்புகள் முதலாம் வேற்றுமையில் பெயர் சொற்களை தொடர்ந்து இடம்பெறலாம் இதில் ஐம்பால் வகைகளையும் எடுத்து காட்டும் விதமாக சொல் உறுப்புகள் இடம்பெறலாம் முதலாம் வேற்றுமையில் எழுவாயை அல்லது பெயர் சொற்களை தொடர்ந்து இடம்பெறக்கூடிய சொல்லுறுப்புகள் ஆவன என்பவன் என்பவள் என்பவர் என்பது என்பவை ஆனவன் ஆனவள் ஆனவர் ஆனது ஆனவை சொல் உறுப்புகளுடன் இடம்பெறக்கூடிய முதலாம் வேற்றுமைக்கான உதாரணங்கள் நிலாமதி என்பவள் ஆடினாள் கண்ணன் என்பவன் சாப்பிட்டான் வீரர் என்பவர் நாட்டை காப்பவர் நேரம் என்பது பொன்னானது புத்தகங்கள் என்பவை பெருமதியானவை அவ்வாறே சொல் உறுப்புகளுடன் கூடிய முதலாம் வேற்றுமைக்கான மேலும் சில உதாரணங்கள் மன்னன் ஆனவன் வேட்டையாடினான் அரசி ஆனவள் புன்னகைத்தாள் வேடரானவர் பழங்குடி மக்கள் மரம் ஆனது விழுந்தது பறவைகளானவை பறந்தன முதலாம் வேற்றுமையானது பின்வரும் ஏதாவது ஒன்றை பயனிலையாக கொண்டு முடிவடையலாம் வினை முற்றுக்கள் இவற்றையே அதிக அளவில் கொண்டு முடிவடைகின்றன பெயர் சொற்கள் இவற்றை சிறிய அளவில் கொண்டு முடிவடையலாம் வினா சொற்கள் உதாரணம் குமாரி பாடினாள் இங்கு எழுவாயானது வினைமுற்றுடன் முடிவு பெற்றுள்ளது அங்கு நிற்பவர் தமிழ் ஆசிரியர் இங்கு எழுவாயானது பெயர் சொல்லை பயனிலையாக கொண்டு முடிந்துள்ளது கோடை என்பதன் எதிர்ப்பதம் என்ன இங்கு எழுவாயானது வினா சொல்லுடன் முடிந்துள்ளது முதலாம் வேற்றுமையானது கருத்தா எனும் பொருளை அதாவது வினை முதலை அல்லது செய்பவனை உணர்த்தி நிற்கும் அவற்றுள் எழுவாய் உருபு திரிபு இல் பெயரே வினை பெயர் வினா கொழல் அதன் பயனிலையே என்று முதல் வேற்றுமையை நன்னூலார் தமது இலக்கண நூலில் குறிப்பிடுகின்றார் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இரண்டாம் வேற்றுமை அல்லது செய்யப்படு பொருள் வேற்றுமை என்பதாகும் ஒரு வாக்கியத்தின் செய்யப்படு பொருளை அல்லது காரியத்தை அல்லது கருமத்தை அறிவதற்கு யாரை அல்லது எதை எனும் கேள்வியை எழுப்பும் போது அதற்கு விடையாக வருவதுதான் செய்யப்படு பொருள் இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருளை உணர்த்துவதால் இதை செயற்படு பொருள் வேற்றுமை என்றும் சொல்கின்றோம் இரண்டாம் வேற்றுமைக்கான வேற்றுமை உருகு ஐ என்பதாகும் சாதாரணமாக எழுவாய் அதாவது வினை முதலாக அமைந்திருக்கும் பெயர் சொற்கள் ஐ என்னும் வேற்றுமை உருபினை ஏற்ற பின்னர் செயற்படு பொருளாக மாற்றம் பெறுகின்றன எனவே ஒரு பெயர் சொல்லை எழுவாய் நிலையிலிருந்து செய்யப்படு பொருளாக மாற்றி பொருள் கொள்ள வைப்பது இரண்டாம் வேற்றுமை அல்லது செய்யப்படு பொருள் வேற்றுமை ஆகும் இரண்டாம் வேற்றுமையில் சொல்லுறுப்பு எதுவும் பயன்படுத்தப்படுவதில்லை இந்த இரண்டாம் வேற்றுமையானது அதாவது ஐ உருவை ஏற்ற பின் செய்யப்படு பொருள் வேற்றுமையாக மாறுகின்ற இந்த வேற்றுமையானது ஐ உருவை ஏற்கும் போது பின்வருமாறு ஆறு வகையான அர்த்தங்களில் பொருள் தருவதாக அமையலாம் அவை யாவன ஆக்கல் ஏதாவது ஒன்றை புதிதாக உருவாக்குதல் அழித்தல் ஏதாவது ஒன்றை நிர்மூலம் செய்தல் அல்லது இல்லாமல் செய்தல் அடைதல் ஏதாவது ஒன்றை நோக்கி சென்று அதனை சேர்தல் நீத்தல் ஏதாவது ஒன்றை விட்டு விலகுதல் அல்லது விலக்குதல் ஒத்தல் ஏதாவது ஒன்றை இன்னொன்றிற்கு நிகராக கூறுதல் உடைமை ஏதாவது ஒன்றை உடைமையாக பெற்றிருத்தல் இதனையே நன்னூலார் இரண்டாவது நுறுபு ஐயே அதன் பொருள் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆதியாகும் என்கின்றார் இரண்டாம் வேற்றுமையானது ஆக்கல் எனும் அர்த்தத்தினை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ள வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் மதன் ஓவியத்தை வரைந்தான் தச்சன் மேசையை செய்தான் குயவன் பானையை வனைந்தான் பிரித்தானியர் பெருஞ்சாலைகளை அமைத்தனர் காசியப்பன் கோட்டையை கட்டினான் இந்த சொற்றொடர்களில் வருகின்ற ஐ உறுப்பினை ஏற்ற பெயர் சொற்களான ஓவியத்தை மேசையை பாதையை பெருஞ்சாலைகளை கோட்டையை என்பவை ஆக்கப்பணி உணர்த்தும் கருத்தில் அமைகின்றன எனவே இவை ஆக்கப்படு பொருள் அல்லது ஆக்கற்பொருள் எனப்படுகின்றன இரண்டாம் வேற்றுமையானது அழித்தல் எனும் அர்த்தத்தினை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ள வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் சங்கரன் வீட்டை இடித்தான் சிறுமி குடத்தை உடைத்தாள் சிறுவன் பென்சிலை முறித்தான் குடியானவன் காட்டை எரித்தான் மாலதி குப்பையை எரித்தாள் இந்த சொற்றொடர்களில் வருகின்ற ஐ உறுப்பினை ஏற்ற பெயர் சொற்களான வீட்டை குடத்தை பென்சிலை காட்டை குப்பையை என்பவை அழிந்து செல்லத்தக்கதான கருத்தினை உணர்த்துவதால் அழித்தற் பொருள் அல்லது அழிக்கப்படு பொருள் எனப்படுகின்றன இரண்டாம் வேற்றுமையானது அடைதல் எனும் அர்த்தத்தினை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ள வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் அரசி அரண்மனையை அடைந்தாள் பறவைகள் கூட்டை அடைந்தன நரி காட்டை அடைந்தது ராமன் இலங்கையை அடைந்தான் வீரர்கள் போர்க்களத்தை அடைந்தனர் இந்த சொற்றொடர்களில் வருகின்ற ஐ உறுப்பினை ஏற்ற பெயர் சொற்களான அரண்மனையை கூட்டை காட்டை இலங்கையை போர்க்களத்தை என்பவை சென்று சேர்கின்ற இடங்கள் என்ற அர்த்தத்தில் வருவதால் அவை அடைதல் பொருள் அல்லது அடையப்படு பொருள் என பெயர் பெறுகின்றன இரண்டாம் வேற்றுமையானது நீங்குதல் எனும் அர்த்தத்தினை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ள வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் சீதை வீட்டை துறந்தால் மந்திரி பதவியை விட்டு விலகினார் பாம்பு புற்றை விட்டு விலகியது உயிர் உடலை விட்டு நீங்கியது போராளிகள் பெற்றோரை விட்டு சென்றனர் இந்த சொற்றொடர்களில் வருகின்ற ஐ உறுப்பினை ஏற்ற பெயர் சொற்களான வீட்டை பதவியை புற்றை உடலை பெற்றோரை என்பவை நீங்குதல் அல்லது துரத்தல் என்ற அர்த்தத்தில் வருவதால் அவை நீக்கப்படு பொருள் அல்லது துரத்தல் பொருள் என்று அழைக்கப்படுகின்றன இரண்டாம் வேற்றுமையானது ஒத்ததாக இருத்தல் எனும் அர்த்தத்தினை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ள வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் எல்லாளன் புலியை ஒத்தவன் தமயந்தி அன்னத்தை போன்றவள் தேனை போல் இனிப்புள்ள கனி மூடர்கள் பாம்பை போன்றவர்கள் நிலவை ஒத்த முகம் இந்த சொற்றொடர்களில் வருகின்ற ஐ உருவினை ஏற்ற பெயர் சொற்களான புலியை அன்னத்தை தேனை பாம்பை நிலவை என்பவை ஒன்றினை ஒத்த தன்மையை வெளிப்படுத்தும் நோக்கில் பயன்படுத்தப்படுவதால் ஒத்தல் அல்லது ஒக்கப்படு பொருள் என அழைக்கப்படுகின்றன இரண்டாம் வேற்றுமையானது உடையதாக இருத்தல் எனும் அர்த்தத்தினை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ள வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் கரிகாலன் வீரத்தை உடையவன் அதிக கனிகளை கொண்ட மரம் ஆதித்தன் அறிவை கொண்டவன் பொன்னை உடையவன் செல்வன் மரவட்டை அதிக கால்களை கொண்டது இந்த சொற்றொடர்களில் வருகின்ற ஐ உறுப்பினை ஏற்ற பெயர் சொற்களான வீரத்தை கனிகளை அறிவை பொன்னை கால்களை என்பவை ஒன்றிடம் உள்ள உடைமையை குறிக்க பயன்படுவதால் அவை உடைமை பொருள் எனப்படுகின்றன பேராசிரியர் எம் ஏ நுக்மான் அவர்கள் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ ஏற்று வருகின்ற பெயர் சொற்களை இரு விதமாக பிரித்து காட்டுகின்றார் ஒன்று குறிப்பு பெயர் இரண்டு குறிப்பிலா பெயர் குறிப்பு பெயர்களுக்கான உதாரணங்கள் முகுந்தன் சுமதியை அழைத்தான் மாணவன் அதிபரை வரவேற்றான் கூரையில் நின்ற சேவலை பிடித்தேன் ஆகிய வாக்கியங்களில் உள்ள சுமதியை அதிபரை சேவலை என்பன ஐ உருவை ஏற்றிருப்பதால் அவை இரண்டாம் வேற்றுமை பதங்கள் ஆகும் இந்த சொற்றொடர்கள் சுமதியை அதிபரை கூரையில் நின்ற சேவலை என்றவாறு தெளிவாகவும் சிறப்பாகவும் ஒன்றை குறித்து பேசுகின்றன இதனால் இவை குறிப்பு பெயர்கள் என அழைக்கப்படுகின்றன குறிப்பிலா பெயர்களுக்கான உதாரணங்கள் தச்சன் மரத்தை வெட்டினான் விவசாயி வயலை உழுதான் மாணவி பாட குறிப்புகளை எழுதினாள் ஆகிய சொற்றொடர்களில் உள்ள மரத்தை வயலை பாடக்குறிப்புகளை ஆகியவை ஐ உருபேற்ற பெயர் சொற்களாகும் இவை எந்த மரம் எந்த வயல் எந்த பாடக்குறிப்புகள் என்று குறிப்பாக சுட்டி காட்டாமையால் அவை குறிப்பிலா பெயர்கள் எனப்படுகின்றன பொதுவாக அக்ரணையாக வரும்போது இந்த குறிப்பிலா பெயர்கள் ஐ என்ற வேற்றுமை உருவை வெளிப்படையாக ஏற்காமல் இருக்கலாம் உதாரணம் குமுதா மாலை தொடுத்தாள் அணில் பழம் குறித்தது தச்சன் மேசை செய்தான் இந்த வாக்கியங்களில் மாலையை பழத்தை மேசையை என்று ஐ உருபை ஏற்று வர வேண்டிய சொற்கள் அவ்வுருபை வெளிப்படையாக ஏற்காமல் மாலை பழம் மேசை என்றவாறு அமைந்திருப்பதை காணலாம் இத்துடன் இந்த காணொலி நிறைவினை அடைகின்றது அனைவருக்கும் நன்றி முதலாம் இரண்டாம் வேற்றுமைகளை விளக்கும் வேற்றுமை இரண்டு என்ற இந்த அடுத்த காணொளியில் சந்திக்கும்படி உங்களிடமே